அழைக்கிறான் மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது என்னைக்கு வந்து இது மா ராகு கேது பயிற்சி ஏற்படுதுன்னே தெரியல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைமிங் சொல்கிறாங்க ஒரு ஒரு டேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது ஒன்று வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ஸோ வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா கோயில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கம் சொல்லி சொல்கிறாங்க இப்போ ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை குரு பயிற்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது வாக்கியப்படி தான் இந்த கோயிலில் விசேஷங்கள் நடத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கம் என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அவனோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அவனோட கட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் படி தான் அந்த டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் வந்து குழப்பம் வரும்போது எதை பின்பற்றலாம் அப்படின்னு கேட்கும்போது காஞ்சி மகா பெரியவர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து கோயிலில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கமாக வச்சுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை வந்து ஒரு தனி மனிதனுக்கு பார்க்கும்போது பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி எப்போ ராகுகேது பயிற்சி நடந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இந்த வாக்கியப்படி இந்த ராகுகேது பயிற்சி நடந்துச்சு திருக்கணிதப்படி எப்போ நடக்குது அப்படின்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு பத்து ஏஎம் ரெண்டு பத்து காலையில் இந்த ராகுகேது பயிற்சி நடைபெறுது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேதிக்கு சித்திரை ஒன்று இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அந்த ராகு எங்கேருந்து எங்கே போகிறாரு கேது எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகு என்பவர் ரிஷபத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறாரு கேது என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து துலாமுக்கு போகிறாரு அப்போ இந்த பயிற்சி காலத்தப்போ அனைவரோட ஜாதகத்திலும் இது அந்த நகர்வு என்பது போகும் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நகராது இது கோச்சாரம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கோச்சாரத்தை வச்சு தான் உங்களோட என்னென்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது எல்லாமே கணிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி சில பயிற்சிகள் நடக்கும்போது உங்களோட இந்த ஒன்பது கோள்கள் தான் வந்து உங்களை ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ராகுகேது பயிற்சிலாம் ஏற்படும் போது உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் அது பிரச்சனைகளாகவும் கொடுக்கும் இல்லை நற்காரியங்களாகவும் கொடுக்கும் அப்போது இது உங்களோட கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த ராகு என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர்னு சொல்கிறாங்க அப்போ கொடுத்து கெடுப்பவர்னா அந்த ராகு வந்து ஆசைகளை தூண்டி விடுவார் தூண்டி விட்டு அது மூலமாக ஒரு பிரச்சனையை அனுபவிக்க வைப்பார் ராகு அப்போ அதனால தான் வந்து ஒரு மகான்களுக்குலாம் அது பயிற்சி ராகுக்கு பயிற்சி ஜாதகம்லாம் வேலை செய்யலை வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆசைகள் அற்று இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கோள்கள் என்பது வேலை செய்யாது அப்போ அந்த கேது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெடுத்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து கொடுத்து கெடுப்பவர் இவர் கெடுத்து கொடுப்பவர் அப்போ கெடுத்து கொடுப்பவர்னா என்ன ஆல்ரெடி ஒரு கெட்டு போன ஆல்ரெடி மனம் சஞ்சலப்பட்ட ஒரு மனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒன்று வரும் அப்போ அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் கேது தான் வந்து ஞானத்தை கொடுப்பார் அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மீக சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வழிபாடுகள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது அதனால தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது உண்மையான ஆன்மீகம் சொல்கிறேன் மனம் வந்து அலைஞ்சு பெரிய லெவல் ஆசைகள் இல்லாமல் அப்படி இருக்கும்போது இந்த கேது என்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக பார்த்துப்பார் உங்களை அப்போ நான் குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கேங்க நான் ஆன்மீகமாக மேற்கொள்கிறேன் எனக்கு எப்படி இந்த ராகுகது பயிற்சி வந்து பரிகாரம் என்ன பண்ணுறது என்னை பாதிக்காமல் இருக்கிற பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் போயிட்டு அன்றைக்கி அந்த பரிகாரத்துக்கோ இல்லை அர்ச்சனையோ எது நீங்கள் பண்ணாலும் சரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளறு பதிகம் இரண்டாம் திருமுறைன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இந்த கோளாறு பதிகத்தை நீங்கள் டெய்லியும் வீட்டில் ப்ளே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது குறையும் அது யார் யாரெல்லாம் வீட்டில் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது குறையும் இதை நீங்கள் டெய்லி ப்ளே பண்ணிட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு அதி தேவதைகள் இருக்கிறாங்க அதில் அதி தேவதைகளை வழங்குறது ஏன் முக்கியத்துவம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ராகுக்கும் கேதுக்கும் யார் அதி தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து துர்கை கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் சொல்லுவாங்க விநாயகர் சொல்லுவாங்க ஸோ இங்கே விநாயகரை கூட எடுத்துக்கலாம் இப்போது ஏன் அதிதேவதை அப்படின்னா இப்போ உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ இதுதான் நீங்கள் இது வந்து எதிரி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் அதான் பிரச்சனை கொடுக்கக்கூடியவன்னு வச்சுப்போம் எதிரின்னு கூட வேண்டாம் பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் டேரக்டா அவரை போய் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் ஒரு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த அதிதேவதை அப்போ இவங்ககிட்ட போய் நீங்கள் அந்த பிரச்சனையை அணுகும்போது இவங்ககிட்ட பேசக்கூடிய தகுதி இவங்களுக்கும் இருக்கும் உங்ககிட்ட பேசக்கூடிய தகுதியும் இவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இவர்கிட்ட போய் அணுகும்போது இவங்ககிட்ட ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்போ அதிதேவதை என்பது கேதோட அதிதேவதை விநாயகர் ராகுவோட அதிதேவதை துர்கை அப்போ நீங்கள் இவங்களை வழிபாடு பண்ணணும் ராகு கேதுவை வழிபாடுறதை தாண்டி அதிதேவதைகளை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்பது குறையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிகள் ஏற்பட்டு உங்களோட இந்த ராசி கட்டத்துக்குள்ளே அந்த மாதிரி வரும்போது இல்லை சில கிரகங்களை போய் தொடும்போது இந்த ஆசைகள் ரொம்ப அதிகமாக தூண்டப்பட்டு கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் சில டைமில் ராகு கேது பயிற்சிலாம் மாறும்போது கரெக்டாக ஒரு கிரகத்தில் போய் நிற்கும் போது கடன் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க போய் துண்டாக மாட்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் இந்த டைமில் நான் அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்து பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாற்பது லட்ச ரூபாய் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க இல்லை பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கையில் காசை வச்சுட்டு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கடன் வாங்கி நீங்கள் வாங்கும்போது சில பயிற்சிக்கு காலத்தப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ அதுவும் ரொம்ப கவனத்தில் வச்சுங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்